வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டரில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கு உதாரணமாக ஒரு தங்க நகை செய்கிறவர்கிட்ட நம்ம கன செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஒரு தங்க கட்டியை கொடுத்து நம்ம தேவைக்காக நம்ம பல்வேறு வடிவங்களில் நகைகளை நம்ம உருவாக்குறோம் மர வேலை செய்கிற தச்சன் நம்ம வீட்டுக்கு தேவையான தளவாட பொருட்களை மரங்கள்லேருந்து பல்வேறு வடிவங்களில் நமக்கு என்ன தேவையோ அந்த உருவத்துக்கு அவர் மாற்றி அமைக்கிறாரு இப்படி ஒரு திடப்பொருளை இன்னொரு திடப்பொருளா நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படி மாறும்போது கன அளவுகள் மாறாம நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த கான்செப்டை வச்சு தான் பயிற்சி கணக்குகளை நம்ம செய்ய போறோம் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு ஃபஸ்ட் சம் பத்து மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் பதினான்கு மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணறு கவனிங்க கிணறு உருளை வடிவில் இருக்குது விட்டம் பத்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க விட்டத்தில் பாதி ஆரம் ஸோ ஆரம் ஐந்து மீட்டர் ஆழம் அப்படிங்கிறது உயரம் பதினான்கு மீட்டர் உயரம் இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கிறாங்க நீங்கள் கிணற்று சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவர் பார்த்துருப்பீங்க அதை மேடைன்னு கொடுத்துருக்காங்க மேடையும் உருளை வடிவத்திலேயே அமைக்கப்படுகிறது இந்த உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு இந்த மேடை அமைக்கப்படும் போது உருளை வடிவ கிணற்றின் கனளவும் மேடையின் கனளவும் சமம் ஃபர்ஸ்ட் நம்ம கிணற்றோட கனளவு கண்டுபிடிக்கலாம் ஆரம் ஐந்து மீட்டர் உயரம் பதினான்கு மீட்டர் உருளை வடிவ கிணற்றின் கன அளவு சமம் பையார் ஸ்கொயர் கேஜ் கன அழகுகள் பைக்கு மதிப்பு பிரதியிட வேண்டாம் கன அளவுகளை சமப்படுத்தும் போது பை கேன்சல் ஆயிரும் பை பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் பதினாலு முன்னூத்தி ஐம்பது பை மீட்டர் கியூப் மேடையின் கன அளவு உருளை வடிவ கிணறு கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு மேடை அமைக்கப்படுகிறது மேடையின் அகலம் ஐந்து மீட்டர் நல்லா கவனிங்க இந்த வடிவம் உள்ளீடற்ற உருளை அகலம் ஐந்து மீட்டர் ஏற்கனவே கிணற்றோட ஆரம் ஐந்து மீட்டர்னு தெரியும் ஸோ உள் ஆரம் ஐந்து மீட்டர் வெளி ஆரம் பத்து மீட்டர் ஐந்து கூட்டல் ஐந்து பத்து இந்த மேடையோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் மேடையின் கனளவு சமம் pi H capital R square minus R square pi H நம்ம கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் ஆர் பத்து ஸ்மால் ஆர் ஐந்து பத்தின் வர்க்கம் நூறு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து நூறு கழித்தல் இருபத்தி ஐந்து எழுபத்தி அஞ்சு பை ஹெச் மேடையின் கனளவு சமம் கிணற்றின் கன அளவு பை பை கேன்சல் ஆயிரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் ஸோ இந்த எழுபத்தி ஐந்தை வலது பக்கம் கொண்டு போகும்போது ஹெச் சமம் முந்நூற்றி ஐம்பது பை எழுபத்தி அஞ்சு நாலு புள்ளி ஆறு ஆறு ஆறு இரண்டு தசம இடத்திருத்தமாக எழுதும்போது நாலு புள்ளி ஆறு ஏழு மேடையின் உயரம் சமம் நாலு புள்ளி ஆறு ஏழு மீட்டர் செகண்ட் சம் விட்டம் இருபது சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவளை கவனிங்க உருளை வடிவ கண்ணாடி குவளை இதோட விட்டம் இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் விட்டத்தில் பாதி ஆரம் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது நீரின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நான்கு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை இந்த உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது என்னாகும் நீர்மட்டம் உயரும் அந்த நீரின் உயர்வை கணக்கிடுக நல்லா கவனிங்க உருளை வடிவ கண்ணாடி குவலையில் நீர் இருக்கு அந்த நீரோட உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் அதோட ஆரம் பத்து சென்டிமீட்டர் ஒரு உலோக உருளை மூழ்கும் போது தண்ணீர் மட்டம் உயருது அந்த நீர்மட்டத்தோட உயர நம்ம கண்டுபிடிக்கணும் மூழ்கின உலோக உருளையின் கனளவும் உயர்ந்த நீர்மட்டத்தின் கனளவும் சமம் உலோக உருளையின் கனளவும் உயர்ந்த நீர்மட்டத்தின் கனளவையும் சமப்படுத்தி நம்ம உயரத்தை கண்டுபிடிக்கலாம் உலோக உருளையின் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் நான்கு சென்டிமீட்டர் கண்ணாடி குவளையோட ஆரம் பத்து சென்டிமீட்டர் நீர்மட்டத்தோட கனளவு கண்டுபிடிக்கும் போது கண்ணாடி குவளையோட ஆரத்தை நம்ம பிரதியிடணும் நீரின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் நீரின் உயர்வு ஹெச் சென்டிமீட்டர் என்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உயர்ந்த நீர்மட்டம் அதோட உயர்வை ஹெச் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் உயர்ந்த நீர்மட்டம் இது ஹெச் உயர்ந்த நீர்மட்டத்தின் கனளவு சமம் உலோக உருளையின் கனளவு பயா ஸ்கொயர் ஹெச்சோட உயரத்தையும் வேறுபடுத்தணும் அப்படிங்கிறக்காக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய உயரத்தை ஸ்மால் ஹெச்னும் உலோக உருளையோட உயரத்தை கேபிட்டல் ஹெச்னும் நம்ம எழுதிக்கிறோம் இங்கே நீர்மட்டத்தோட ஆரம் கண்ணாடி குவளையோட ஆரம் பை பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் ஹெச் சமம் பை பெருக்கல் உலோக உருளையோட ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் நான்கு சென்டிமீட்டர் பை பை கேன்சல் ஆயிரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் ஸோ இந்த பத்து பெருக்கல் பத்து வலது பக்கத்துக்கு மாறும்போது வகுத்தல் ஐந்தும் பத்தும் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு இந்த ஐந்தும் பத்து கேன்சல் ஆகும்போது ரெண்டு ரெண்டு நாலு நான்கு நான்கால் வகுக்கும் போது மாணவர்கள்ட்ட ஒரு குழப்பம் இருக்குது ஜீரோ வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுக்கும் போது விடை ஒன்று உயர்ந்த நேர்மட்டம் சமம் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ